வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று பார் இன்று நாம் பார்க்க போவது ஒன்று தனுசு ராசிக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இந்த பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணுமா குறைந்தபட்சம் உங்கள் லக்கணம் என்ன ராசி என்ன அடுத்தது உங்களுக்கு தற்போது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த ஓரளவு பலன் ஓரளவு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தாரா இந்த பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா ஏன் நீங்கள் வந்து தசாபதி அடிப்படையில் சொல்கிறீங்க பொது பலன்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் வந்து இந்த தனுசு ராசியில் இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான வாழ்க்கை இருக்கும் அது எல்லாமே இன்றைய ஒரே பலன்களுக்குள்ளே சொல்ல முடியாது தசாபுட்டியின் அடிப்படையில் சொல்வரும் ஒரு எளிது அப்புறம் ஒரு ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் துல்லியமாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் உங்கள் தசாபுட்டி இந்த மாதம் வந்து கோச்சாரத்தில் வலிமையாக இருக்கா இல்லை பலமிழந்து இருக்கிறதா அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தனுசு ராசிக்காரங்க இயல்பிலேயே வந்து ஒரு ஒரு வெகுளித்தன்மை அடுத்தவங்களுக்கு மேலே ஒரு கருணை ஒரு உதவி செய்கிறது தானம் செய்கிறது அந்த விஷயங்கள் இயல்பாகவே அவங்களுக்கு அதிகமாக வரும் அவங்க வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துலாம் நீங்கள் திருப்பி வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் அவங்க சரிங்களா அவ்வளோ நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி இருப்பவர்களுக்கு குரு தசா குரு புத்தி எப்படி இருக்கும் லக்கினாதிபதி நான்காம் அதிபதி குரு இவ்வளோ அவங்களுக்கு வந்துட்டு லக்கணத்திலையும் ராசியிலையுமே இரண்டு வலிமையாக இரண்டு இருக்கிறார் யாருக்கெல்லாம் இந்த குருடத்த குருபத்தி நடந்திருக்கோ சிறப்பான காலகட்டமாக இருந்திருக்கும் ஒரு பேர் கிடச்சிருக்கிறோம் ஒரு புகழ் கிடச்சிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும்னு நினச்சிங்களே செஞ்சுருப்பீங்க இயல்பாக செஞ்சுருப்பீங்க அதுவும் இல்லாமல் பலவிதமான முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸும் வந்துருக்கும் வரும் காலகட்டங்களில் நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே குரு இரண்டாம் இடத்திற்கு சென்று நீசபங்க ராஜயோகம் அடைகிறார் சனியோடு சேர்த்து அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் பேச்சையும் முயற்சியும் நெருங்கிய நண்பர்களோடு தொடர்பு கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது சனி டசு சனி புத்திங்க சனிடைசர் சனி புத்தி நீங்கள் வந்து பேச்சு நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பணம் சம்பந்தப்பட்ட புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சனி இரண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் மூன்றாம் அதிபதியும் இரண்டாம் இடத்துல இருக்கார் உங்களை நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்திக்கணும் இவ்வளோ மறைவில் இருந்துருப்பீங்க அப்படிலாம் இருக்க தேவையில்லை தாராளமாக அனைவரிடமும் ஒரு விஷயத்தை வந்து பிரபல்யப்படுத்திட்டு பிரபலியப்படுத்தும் பொழுது உங்களுக்கான புகழ் உங்களுக்கான அங்கீகாரம் என்று இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி ஒரு வீடு வாங்குவீங்க வீடு வாங்குறதுக்கான நல்ல காலகட்டமாக இது இருக்கும் இல்லை முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஒரு வாகனம் வாங்கணும் இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் இல்லை உறவினருக்கு ஹெல்ப் பண்ணணும் உறவினர் மூலயமா ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அடுத்தது ராகு டேசை ராகு பற்றிங்க ஒரு வேலைக்கு போவீங்க வருவீங்க போவீங்க வருவீங்க அந்த மாதிரியே இருக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு உயர்வங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களால் எதிர்பார்க்க முடியாது சில சில நேரங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சலசலப்பு உண்டாகும் ஆனால் ஒரு பத்து சதவீதம் தான் அது வந்துட்டு மறைஞ்சிடும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது சுக்கர தசை சுக்கர புத்திங்க ஆறு பதினொன்றுக்குரிய அதிபதி சுக்கரன் பத்தாம் இருந்து நீசமடைந்து அதிகளால் இந்த மாத கடைசியிலருந்து தாங்க ஒரு ஐந்தாம் ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும் தொழில் அளவில் ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காரு யாருக்கெல்லாம் சுக்கர தசை சுக்கர புத்தி இந்த மாத காலகட்டம் ஒரு முன்னேற்றம்ங்கிற ஒரு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் வர வந்து ஒரு தொழில் சார்ந்த கடன் இல்லை வேலையை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பணம்ங்கிறத வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க வேலை சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்து வேலைக்கு போகிற இந்த அளவு முயற்சி செய்யாதீங்க யாருக்கெல்லாம் சுக்கர டசா சுக்கர பத்தி நடக்குதோ அடுத்தது புதன் டசா புதன் பத்தி வாழ்க்கை துணையால் இல்லை வந்து ஒரு நண்பர்களால் இல்லை சித்தப்பா வழி உறவு உறவு முறையால் உங்களுக்கு லாபம் கிடைக்க அதிகமாக லாபம்னாங்க அவங்களால ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அந்த ஹெல்ப்பை வச்சுட்டு நீங்கள் முன்னாடி போய்க்கணும் சரிங்களா அது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சூரிய தசை சூரிய புத்திங்க யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த தடவை கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும் ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வெளிநாடு இந்த தடவை ட்ரை போக ட்ரை பண்ணால் கன்ஃபார்மாக போவீங்க இந்த மாத காலகட்டங்களில் நவம்பர் டு டிசம்பர் பதினைந்து வரைக்கும் அடுத்தது கேரு டசை கேரு புத்திங்க ஒரே வெறுப்பாக விரக்தியாக இருப்பீங்க ஏன்னா கேது வந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு முதலீடு பண்ணலாம் அந்த முதலீடே வந்து ஒரு ஒரு நிலத்துல முதலீடு பண்ணலாம் இல்லை வாகனத்தில் முதலீடு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருக்கும் ஆனால் அதுவே வந்து ரொம்ப இழுத்தடிக்கும் வாங்க முடியாமல் வேறு ஏதாவது செலவு வந்து இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது சந்திர தசை சந்திர புத்தி உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் சரிங்களா உடல் நலம்னால் ரொம்ப பெரிதாக இல்லை ஒரு பணம் வந்து ஒரு மு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை அடிக்கடி மாற்றாம இருக்க பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருந்துச்சு சந்திரன் வலிமையாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரிங்களா மற்ற ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்